ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மெரினா பேக்கு வந்திருக்கோம் மெரினா பேயில் பார்த்தீங்கன்னா கார்னிவல் வந்து நடக்குது எப்பயுமே வந்து எவ்ரி இயர் வந்து கார்னிவல் நடக்கும் பேண்டமிக்னால ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க இந்த வருஷம் வந்து மறுபடியும் கார்னிவல் இங்கே நடக்குது இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பே ஃப்ரண்ட் ஈவெண்ட் ஸ்பேஸ் அந்த இடத்துல தான் வந்து எப்பயுமே இந்த கார்னிவல் நடக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து எப்பயுமே வந்து கேம்ஸு ரைடு அதெல்லாம் வந்து எப்பயுமே போடுவாங்க இந்த வாட்டி சர்க்கஸ் அப்புறம் வந்து ஐஸ் மேஜிக் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவலும் வந்து இங்கே உள்ளே நடக்குது எல்லாமே உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க வந்து எதுவும் விளையாடலான்னு பார்க்கலாம் செவன் வா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வா அங்கே பார் போனி எல்லாம் வச்சுருக்காங்க ஆமாம் சின்னதாக இருக்குது இந்த வாட்டி கிட்ஸ் போகிற மாதிரி தான் இருக்குது வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வாட்டி சுற்றி பார்த்தோம் என்னென்ன கேம்ஸ் என்னென்ன ரைட்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து பசங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே தான் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குதுல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலான்னு சொன்னாங்க இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கேயே வாங்கி வந்து நம்ம சாப்பிட்லாம் இங்கே இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ஃபேமஸ் இந்தி பேன் கேக்காக இது அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப் இது மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒரு ஒரு பூத்தாக வந்து வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்டோபர்ஸ் அப்புறம் வந்து ஸ்பூட்லாம் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி அப்படியே முழுசு முழுசாக வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது ஆனால் இதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கலை இது பார்த்தீங்கன்னா துரியனில் செஞ்ச டெசர்ட் இது ஸோ அந்த ஷாப் இது துரியன் ஷாப் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டியாக வந்து இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஷாப்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டோபஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து பேபி ஆக்டோபஸ் இந்த ஷாப்பில் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு என்னென்ன ஃபுட் இங்கே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தாச்சு இங்கேயும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே வாங்கின அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் என்ன தவன் சொல்லுது பேர் என்ன வந்து நம்மளுக்கு இந்த எள்ளெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக ஸ்வீட்டாக இருக்கும் அந்த சாப்பிட அப்புறம் கோகோனட் ஷேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேங்கோ அண்ட் ஸ்ட்ராபெரி ரெண்டு வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தெரியோக்கா சிக்கன் இது மண்ணோடு வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க சாஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் சாப்பிட போகிறோம் இதை சாப்பிட்டு வேறு எதனா வேணும்னா அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வெளியே வந்து ரைட்டில் அப்படி பார்த்துருக்கோம் ஐஸ்கிரீம் ஷாலும் இருக்குது மேக்னம் அப்புறம் வந்து பென் செடி எல்லாமே இருக்குது இங்கே வாங்கி இங்கே சாப்பிட்லாம் உட்காந்து பெரிய க்யூ இருக்குது இங்கே அந்த ஸ்னோஃபால் பார்க்குறதுக்கு வந்து டைனோவா ஆமாம் டைனோசர்லாம் இருக்குல்ல இதில் Matidão. Papai.